அனைவருக்கும் வணக்கம் இப்போ நாம் bank Nifty future one minute chart பார்க்குறோம் இன்றைக்கி டே பார்த்தீங்க அப்படின்னா மே ஃபோர் டைம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு nine fifteen AM market open ஆனது ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆயிருக்கு ஓப்பன் ஆகிட்டு அந்த ட்ரெண்ட் பார்த்தீங்கன்னா ப்ரீஸ் டே பை ட்ரெண்ட் வந்திருக்கு அதனால் கேண்டில் கலர் அப்படியே க்ரீன் கலர் ஓப்பன் ஆகிட்டு பை ட்ரெண்ட் அப்படியே ஃபாலோ ஆகிட்டுருக்கு ஒன்ஸ் மார்க்கெட் ட்ரெண்ட் சேஞ்ச் ஆனோன்னு ஆட்டோமேட்டிக்காக கேண்டில் கலர் சேஞ்ச் ஆகி உங்களுக்கு கால்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே ஜென்ரேட் பண்ணும் எப்படி இப்போ இந்த நைன் ஃபிஃப்டின் மார்க்கெட் ஓப்பன் ஆனோன்னு எப்படி இப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்களோ அதே மாதிரி அந்த சார்ட்டை டெய்லி ஓப்பன் பண்ணி பார்ப்பீங்க அதுவே கால்ஸ் வரும்போது கேண்டில் கலரை மாற்றி கால்ஸ் வரும் அதுவும் ரெட் கலரில் கேண்டில் ஓப்பன் ஆகும் ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்போ நமக்கு செல் கால் ஜென்ரேட் ஆகுது அப்படின்ட்டு இப்போ டைம் பார்த்தீங்கன்னா டென் ஓ கிளாக் மேலே ஆகுது பத்து மணி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் பையிங் ட்ரெண்டில் மேலே தான் இருந்துச்சு இப்போ சடனாக ஒரு டவுன் அந்த டவுனில் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து அப்படியே புல்லிஷ்லேருந்து பேரிஷாக மாறுது ஸோ செல்லிங் ட்ரெண்ட் ரெட் கலரில் கேண்டில் ஓப்பன் ஆகிட்டு இன்டிமேட் பண்ணுது ஸோ இப்போ யாராக இருந்தாலும் சரி ஜஸ்ட் நீங்கள் இந்த சார்ட்டை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு ட்ரெண்டு சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ என்ட்ரி எங்கே எடுக்கலான்றதுக்கு ஒரு ஒயிட் கலர் ஸ்ட்ரைட் லைன் இருக்குது பாருங்கள் கேண்டில்லேருந்து sell at thirty six one eighty six point eighty அதான் என்ட்ரி பாயிண்ட் ஃபியூச்சர் ட்ரேடர் இந்த இந்த பாயிண்ட்டில் என்ட்ரி எடுக்க முடியும் ஆப்ஷன் ட்ரேடர் புட் ஆப்ஷனை பை பண்ணிக்கலாம் அடுத்து கீழே ரெண்டு டார்கெட் லைன் இருக்குல்ல ஸோ அதில் first green first red colour line தான் ஃபஸ்ட் டாரட் செகண்ட் வந்து செகண்ட் டாரட் மேலே இருக்க லைன் வந்து லாஸ்ட் கண்ட்ரோல் பண்ணுறக்காண்டி ஸ்டாப் லாஸ் லைன் இதில் ஃபஸ்ட் டாரட் வந்து தேர்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் நைன்ட்டி சிக்ஸ்னு போட்டிருக்கு ஒரு தேர்ட்டி சிக்ஸ் ஹண்ட்ரடுக்கு நாலு பாயிண்ட்டு கீழே இருக்குது ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் நைன்ட்டி பாயிண்ட் டிஃப்ரெண்ட் இருக்குது இந்த நைன்ட்டி பாயிண்ட் எப்படி பிரேக் அவுட் ஆகுதுன்ட்டு இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு டென் தேர்ட்டி ஆகுது மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே வந்து ஒரு ஸ்லோவான மூமெண்ட் தான் ஏன்னா நமக்கு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸாக பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃபார்ட்டி பாயிண்ட்குள்ளே தான் ட்ரேடிங் வந்து போச்சு பட் இருந்தாலும் மார்க்கெட்னுடைய ட்ரெண்ட் இப்போ டென் தேர்ட்டிக்கு ஸ்ட்ராங்காக டவுன் சைட் இறங்கினதில் thirty six thousand eighty one அதாவது ஒரு ஹண்ட்ரட் பாயிண்ட்டுக்கு மேலே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு மூவ்மெண்ட் கொடுத்து ஃபஸ்ட் ஆர்ட் பிரேக் அவுட் ஆயிருக்கு இந்த சார்ட் உங்களுக்கு வேணும் இதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் டெய்லி லைவ் மார்க்கெட்டில் இந்த மாதிரி ஒரு சப்போர்ட்டிங் டூல் ஜஸ்ட்டு உங்களுடைய கம்ப்யூட்டரில் நீங்களே உங்களுடைய ட்ரேடிங் காலை பார்த்து ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த டூல் உங்களுக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப் பண்ணும் உங்களுடைய வேலை இதில் ஒன்றுமே இருக்காது நீங்கள் சும்மா ஓப்பன் பண்ணி பார்க்குறது தான் உங்களுடைய வேலையாக இருக்கும் இதை சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப்பில் ஹைன் மட்டும் ஒரு மெசேஜ் அனுப்புங்க டீட்டெயில் அனுப்புகிறோம் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் தேங்க்யூ